அந்த மாடலுக்கு பிடிச்சி அப்படி போகிறவங்களுக்கு தான் அப்படியே லைட்டு எழு இன்னும் மின்னால ஓட்டு இன்னும் விடு முன்னால் கொஞ்சம் ஆ செவலைக்காலை திரு கொஞ்சம் செவலை இழுத்து பிடிச்சி வளர்த்து மாட்டை திருப்பு மயில மாட்டை கொஞ்சம் திருப்பி போகிறவுக்கு ஆ ஆ இப்போ இழு போகிறவுக்கு ஆ போகுது போகுது அப்படியே ரிவர்ஸில் ஆ அப்படி அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ அதில் சல்லுன்னு வரும் ரைட் அந்த சைடு தான் இறங்கணும் இப்போ யாருன்னு எடுத்துக்கிட்டேன் இருபத்தி நாலு குடுமையான் மலை எடுத்துட்டு எடுத்துட்டு